ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து வெனஸ்டே ஈவினிங் நாங்கள் வந்து சந்தன நலங்கு வந்து வைக்கிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூரிக்கு வந்து நலங்கு வைக்கிறோம் இப்போ நம்ம மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா நலங்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு கடைசியாக வந்து ஆரத்தி எடுத்துட்டு அப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் நலங்கு வச்சாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அப்புறம் பூ பழம்லாம் வச்சு அவர்கிட்ட கொடுக்குறோம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா வரலட்சுமியோட தம்பி இது சூரிக்கு வந்து மச்சான் இவர் தான் அதனால் இவருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து நலங்கெல்லாம் வச்சு விட்டு ஒரே பயங்கரமாக ஒரு அட்டகாசம் பண்ணியாச்சு அவரையும் அருண் அருண் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமிக்கும் வந்து நலங்கு வைக்கணும் லாவண்யா தான் வந்து கூப்பிட்டு வராங்க வரலட்சுமி பற்றி சொல்லணும்னா வரலட்சுமி பிறக்கும்போது அத்தை மாமா வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த்தோ இல்லை ஃபிஃப்த்தோ வந்து படிச்சுட்டுருப்பேன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வரலட்சுமியை வந்து தூக்கி கொஞ்சிட்டு அவங்க கூட விளையாடிட்டு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் வந்து சூரிக்கும் வந்து பிறக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருப்போம் இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மேரேஜ்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது Thank you. இப்போ வரலட்சுமிக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நலங்கு வச்சுட்டோம் அவங்களுக்கும் வந்து ஆரத்தி வந்து சுற்றிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து புடவை அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வந்து வச்சு வரலட்சுமிக்கும் கொடுத்துட்டோம் என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது எனக்கு கோல்டு வந்து ஆயிடுச்சு அதனால் வந்து சாரி கேட்டுக்கிறவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிலங்கள்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய அக்கா அப்புறம் தங்கச்சி தங்கச்சி பசங்க அவங்களாம் வந்து லேட்டாக தான் வந்தாங்க அன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து வந்தாங்க அக்கா வந்து சேத்பட்டில் அப்புறம் வந்து தங்கச்சி வந்து காஞ்சிபுரம் அது மாதிரி தூரமாக இருந்து அன்றைக்கி வந்தாங்க அன்றைக்கின்னு பார்த்து நல்லா மழை வேறு அதனால் அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு வாங்க வாங்க வாங்க இன்னைக்கு பெண்டு நிமிந்துருச்சு வேலை இப்போ வந்து கொஞ்சமாக மிக கூட்டுக்க சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க ஏதோ பாவப்பட்டு உட்கார வச்சு பாவப்பட்டது யாரும் தெரியலையே ஆனா இவரும் பாவம் தான் காலையில பதினோரு மணிக்கு உட்கார்ந்தது நாலு நாலு ஒரு பத்து பேருக்கு போட்டாரு அது ஃபுல் ஹேண்ட் எல்லாருக்குமே ஃபுல் ஹேண்ட் போட்டாரு ரொம்ப கஷ்டம் இந்த வேலை ஸோ நீங்கள் இங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா இவர் கால் பண்ணுங்க இல்லை சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் நம்பர் எல்லாமே நாங்க அம்மா சமைச்சாங்க அப்போ அப்ப சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல கொடுக்க மாட்டீங்க மெயினான this finger. this finger. வரலன்னா அக்கா உங்க கோயில் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன் அது ஒரு இதோட நல்லா இருக்கும் போயிட்டு இருந்தோம் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீநிதி இந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கிறேன் நோட் திஸ் பாயிண்ட் சரிக்கா நீ சொன்னதால Happy birthday to you. Happy birthday. Taste பண்ணாம உன்னை நான் குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன்னு சொன்னார்ல நீ அக்காக்கு ஒரு பீஸ் அக்காக்கு இந்த ஹஸ்டல் நல்லா இருக்கேன் இதே நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் போல இருக்கேன் இது இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தேர்ஸ்டே அன்னைக்கு அன்னைக்கு வந்து என்னோடய அக்கா அப்புறம் வந்து தங்கச்சி அவங்களாம் வந்து நலங்கு வச்சாங்க நலங்கு வச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து திருப்பதி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எது உங்க நாய்க்கு மாதிரியா நான் தான் கண்ணாடி அவங்கள கூப்பிட நீ ஜானகெல்லாம் கூப்பிட நீ கூப்பிட நீ இப்போ நாங்கள் நலங்கு வச்சதை பார்த்து தவனும் வந்து அவரே வந்து அவங்க மாமாக்காக வந்து நலங்கு வைக்க வந்துட்டார் அவரும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாரு நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருப்பதிக்கு வந்து கிளம்பணும் அடுத்த வீடியோ வந்து நாங்கள் வந்து திருப்பதிக்கு வந்து போகிற வீடியோ தான் வந்து வரப்போகுது இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் உங்களை வந்து அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்